மாதத்தினுடைய வாக்குத்த வசனத்தை படிச்சுட்டு அதனுடைய ஒரு பகுதியினுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து வரலாம் என்னோடு சேர்ந்து வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் ஹலலூயா இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த ஏழாம் மாதத்தை கர்த்தர் நமக்கு தடைகள் நீங்கும் மாதமாக தந்திருக்கிறார் ஹலலூயா எல்லாரும் சொல்லுங்க இந்த மாதம் எனக்கு தடைகள் நீங்கும் மாதம் சொல்லுங்க அறிக்கை செய்யுங்க விசுவாசத்தோடு அறிக்கை செய்யணும் ஹalleluya சொல்லுங்க சொல்லுங்க இந்த மாதம் எனக்கு தடைகள் நீங்கும் மாதம் சொல்லிருங்க ஹalleluya ஹalleluya ஆமா ஆமா தேவ மனிதனாய் இருந்த அருமையான பாஸ்டர் பாலியாங்கிசோ அவர்கள் தன்னுடைய விசுவாச அனுபவத்தில் அவர் சொல்லுவாரு ஒவ்வொரு நாளும் நான் நான் ஒவ்வொரு நாளுக்கும் பேரிடுகிறேன் நான் ஒவ்வொரு நாளுக்கும் பேரிட்டு என்கிறார் நான் ஒரு நாளைக்கு பேர் கொடுக்கலினா அப்போ அதுக்கு பிசாசு ஒரு பேர் வச்சிருவான் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் காலையில் எந்திரிச்சோடனே சொல்லுவாராம் இந்த நாள் எனக்கு சந்தோஷத்தினால் இந்த நாள் எனக்கு சமாதானத்தினால் இந்த நாள் எனக்கு விடுதலையினால் இந்த நாள் எனக்கு வெற்றியினால் இந்த நாள் எனக்கு நாள்னு சொல்லி அவர் பேர் வச்சிருவாராம் அவர் வைக்கலினா அவருடைய விசுவாசம் என்ன பிசாசு எனக்கு பேர் வச்சிருவான் இந்த நாள் உனக்கு துக்கத்தினால் இந்த நாள் உனக்கு மனமடிவினால் இந்த நாள் உனக்கு தோல்வியினால் பிசாசு சொல்லிடுவான் அவன் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பேர் வச்சிருவேன் அப்படின்பாரு நலையிலூயா தேவ சமூகத்தில் தரித்திருந்து போராடி ஜெபித்து விசுவாச விஷயங்களை கத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு பார்த்தீங்களா அதையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு செய்ய நீங்கள் பழகி உங்களுக்கு கத்தர் காட்டின மாதிரி நீங்கள் நடந்துட்டு வந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும் விசுவாசி ஒரு ஆபேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக இந்த நாளிலே இந்த வசனத்தின் வழியாக நம்ம இந்த ஏழாம் மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு என்ன பேர் கொடுக்க சொன்னார்னா தடைகள் நீங்கும் மாதம் இதை என்ன நமக்கு ஏழாம் மாதம் ஜூலை மாதம் அது எல்லாருக்குமே தெரியும் உலகத்துக்கே தெரியுது ஜூலைன்னு ஆனால் நம்முடைய எழுப்புதல் பேரொழி தேவ சபை மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதம் உனக்கு தடைகள் எதில் உங்களுக்கு பிரேக் இருந்துச்சோ எதில் எல்லாம் நீங்க ஸ்ட்ரக் ஆகி நின்னீங்களோ ஸ்ட்ரகிள்ல நின்னீங்களோ மீடேறி வர முடியாம இருந்தீங்களோ போராடிட்டு இருந்தீங்களோ ஆலோசனை இல்லாம இருந்தீங்களோ திக்கு தெரியாம இருந்தீங்களோ வாசல் தெரியாம இருந்தீங்களோ என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியாம இருந்தீங்களோ எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லாம இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அது எல்லாத்திலையுமே கத்தர் உங்களுக்கு காட்ட வேண்டிய எல்லா வழிகளை காண்பித்து யோசனைகளை கொடுத்து ஆலோசனைகளை தந்து புத்திமதிகளை தந்து போதனைகளை தந்து எச்சரிப்புகளை தந்து தீர்க்க தரிசனங்களை தந்து உற்சாகம் தந்து பலம் தந்து தந்து சுகம் தந்து ஜீவன் தந்து கத்தர் கிருவையாய் உங்களை தாண்டி வர செய்ய போகிறார் விசுவாசிக்கிறவர் கரத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதத்துல நீண்ட காலங்களாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிற உங்கள் தடைகளிலே கத்தர் தமது வல்லமையை வெளிப்படுத்த போகிறார் ஹalleluya கடந்த ஒன்றாம் தேதி காலை வேளையிலே தடைகளை நீக்குகிற கர்த்தர் என்பதற்கு எபிரேய பாஷையில் உங்களுக்கு ஒரு நாமத்தை சொல்லிக் கொடுத்தேன் பாகால் பிராசிம் பாகால் பிராசிம் என கண்பானவர்களே தடைகளை தகர்க்கிறவர் தடைகளை உடைக்கிறவர் தடைகளை பேர்த்தெடுக்கிறவர் தடைகளை தடைகளை அகற்றுகிறவர் தடைகளை இல்லாமல் ஆக்குகிறவர் என்று அதற்கு அநேக டிரான்ஸ்லேஷன் கொடுக்கப்படுகிறது நம்முடைய ஆண்டவர் தடைகளை எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் இடத்துல எந்த அடிப்படையில் எத்தனை காலங்களாக அது இருந்து வந்தாலும் அவைகளை நொடியிலே ஆச்சரியமான வகையிலே முறையிலே அதை உங்களை விட்டு விளக்கி உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார் ஹலலூயா தடைகளை நீக்குகிறவர் கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த முதல் வாரத்தினுடைய இந்த தியானத்துல தேவன் நமக்கு முன் வைக்கிற ஒரு வேத பகுதி பாபேல் டவர் பாபேல் கோபுரத்தை வந்து உங்களுக்கு சொல்ல சொல்லி என் ஆவியானவர் வழி நடத்தி இருக்கிறார் பாபேல் டவர்ல இருந்து உங்களோடு சில விஷயங்களை நான் பேசணும் ஆதியாரம் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க நான் சொல்லும் போது நீங்கள் வாசித்தால் போதுமானது அதிகாக புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தை நீங்க திருப்பி உங்களுடைய கையில வைத்திருங்க நம்ம பிறகு நாம் வாசித்து தியானிக்க போறோம் இந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் இங்க நடந்த அந்த பாபேல் டவரை தழுவி நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதுக்குள்ள அடங்கி இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்குதுங்க ஆனா அது ஒரு விஷயத்தை என்ன செஞ்சதுன்னா நமக்கு காட்டுகிறதா இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி உலகத்தினுடைய தேவனுடைய மனிதர்கள் ஒரு பிளான் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க அவங்க ப்ராஜெக்ட் பண்ணி அந்த பிளானை அப்படியே நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது அவங்க மைண்ட் செட்டப் எப்படி வந்துச்சுன்னா நம்ம பிளானை நம்ம ப்ராஜெக்டை யாருமே தடுக்க முடியாதுன்னு நினைச்சாங்க அதுதான் அந்த பாபியல் டவர் சொல்லுது தேவன் அதை தடுத்து காட்டினார் <laughs> எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது அவங்க என்ன நினைச்சாங்க யாருமே நம்ம யோசனை என்ன செய்ய முடியாது நம்ம திட்டத்தை என்ன செய்ய முடியாது தடுக்கவே முடியாது யாருமே இதை தடை பண்ண முடியாது தேவனை மறந்துட்டாங்க தேவனை யோசிக்கவே தேவன் தடை நீக்குகிறவர்னு உங்களுக்கு தெரியும் தடை படுத்துகிறவர்னு உங்களை நிறைய பேருக்கு தெரியாது நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்குங்க நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும் எந்த தடைகளையும் தேவனால் மாற்ற முடியும் தேவன் கூட தலையிட முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது ரொம்ப டேஞ்சரானது அல்ல லூயா எத்தனை நான் சொல்றது புரியுது நல்ல நல்ல புரிந்தவங்க விளங்கிக்க நல்ல உங்க மைண்ட்ல நல்லா செட் பண்ணிங்க என்னுடைய தடைகளை எல்லாம் தேவன் தகர்ப்பார் ஆனா தேவனை தவிர வேறு யாரும் என் விஷயங்களை தடை பண்ண முடியாது அப்படி நினைக்கணும் எப்படி நினைக்கணும் எப்படி நினைக்கணும் சொல்லுங்க எப்படி நினைக்கணும் முடிஞ்சா இப்படி கூட ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிடுங்க நமக்கு அந்த ஜெபம் வர்றது இல்லைங்க வரமாட்டேங்குது நான் நிறைய விஷயங்களை ஆண்டுகிட்ட கேட்கும் போது கேட்டுட்டு கடைசியாக சொல்லுவேன் உங்களுக்கு சித்தம்னா கொடுங்க இல்லைனா வேண்டாம் <laughs> அதை கண்டிப்பாக நான் அதைய அறிக்கை செய்யாம அந்த ஜபத்தை நான் முடிக்க மாட்டேன் ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப போராடுனேன்னு வச்சுக்கீங்களேன் ஜ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அம்மா உங்களுக்கு போதிக்கிறப்போ எத்தனை வருஷம் எனக்கு தெரியும் யோசித்துக்குங்க <laughs> உங்களுக்கு சொல்லி கொடுக்க வச்சிருக்கிறாருன்னா அப்போ என்ன எப்படி ஆண்டு நடத்தியிருப்பார் உங்களுக்கு தெரியும் தானே அதனால எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசி கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஆண்டர் உங்களுக்கு சித்தமானா மட்டும் நீங்கள் இதை அலோவ் பண்ணுங்க பர்மிட் பண்ணுங்க இல்லைட்டானா இல்லாட்டினா வேண்டாம் அலையிலூயா இந்த காலை வேளையிலே ஆவியானவர் பாபேல் டவரில் இருந்து உங்களோடு சில விஷயங்களை பேச விரும்புகிறார் தேவன் தடைப்படுத்துவார் ஆனா தேவன் தடை பண்றாரு அப்படின்னு சொன்னா அது நமக்கு போதிக்கிற சில விஷயங்கள் இருக்கிறது நான் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும் உங்க வாழ்க்கையில யாரு என்னை ஒண்ணும் பண்ண முடியாது யாரு என்னை அசைக்க முடியாது எதுவும் என்னை பாதிக்காது அப்படின்னு நீங்க வெட்டி பந்தாவில் பேசக்கூடாது தேவனுக்கு பயந்து சொல்லணும் தேவனை தவிர என்னை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது தேவனை தவிர எதுவும் என்னை தடை பண்ண முடியாது தேவனை தவிர யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண தாழ்மையோடு அதை சொல்லிடுங்க ஆண்டவரை முன்னிறுத்தி சொல்லிடுங்க பாபேல் டவர் இன்றைக்கு அதைத்தான் காட்டுது நீங்க பெரிய அப்பா டக்கர் மாதிரி எல்லாம் உங்களை நினைச்சுக்காதீங்க உங்க காசு உங்க பணம் உங்களுக்கு இருக்கிற பலம் உங்களுக்கு இருக்கிற புகழ் உங்களுக்கு இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிற எல்லாம் இப்ப பாசிட்டிவா தெரியக்கூடிய எல்லாமே உங்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அது உங்களை கைவிட்டு ஒதுங்கி நிக்க தெரியுமா பைபிளை நான் அடிக்கடி ரசிக்கிற ஒரு வார்த்தை இருக்குதுங்க அவர்கள் ஞானம் எல்லாம் மூழ்கி போயிற்று அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஞானமெல்லாம் என்ன செஞ்சிருச்சு தேவன் மட்டும்தான் ஜெயிப்பாராக்கும் தேவன் மட்டும்தான் ஜெயிக்கணும் எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது எந்த ஞானமும் கை கொடுக்காது எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு கை கொடுக்காது உங்க டிகிரி உங்களுக்கு கை கொடுக்காது உங்ககிட்ட இருக்கிற சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்காது உங்களுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு கை கொடுக்காது உங்ககிட்ட இருக்கிற எத்தனையோ டேலண்ட்ஸ் இருக்கலாம் ஒன்னு கூட கை கொடுக்காது கத்தரை அலோ பண்ணா மட்டும்தான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் தேவன் என்னை நடத்தினால் சொல்லுங்க பார்க்கலாம் என் ஆண்டவர் என்னை நடத்தினால் என் ஆண்டவர் என்னை நடத்தினால் மட்டும்தான் என் ஆண்டவர் என்னை அனுமதிச்சா மட்டும்தான் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும் ஹலலூயா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தாவிது ரொம்ப அருமையா சொன்னாருங்க உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலையும் தாண்டுவேன் என்னதான் நான் பயிற்சி பெற்றிருந்தாலும் என்னதான் நான் படிப்பிக்கப்பட்டிருந்தாலும் என்னதான் அரியணையில அமர்ந்து நான் ஆளுகை செய்கிறவனாக இருந்தாலும் கடவுளே ஒரு சேனைக்குள்ள நான் புறப்படணும் ஒரு சேனைக்கு எதிராய் போய் ஜெயிக்கணும் அப்படின்னா அதை செய்யறதுக்கு உம்மால தான் முடியும் என் திறமை அல்ல ஹalleluya எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க என் சேனையினுடைய பலம் எத்தனை எங்கிட்ட இருக்கிற அந்த வெப்பன்ஸ் உடைய அந்த எண்ணிக்கை எவ்வளவு அந்த வெப்பன்ஸ் உடைய அதனுடைய அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி அதனுடைய அதனுடைய பேக்ரவுண்ட் எப்படி அதனுடைய ஹிஸ்டரி எப்படி நான் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் வெப்பன்ஸை வச்சிருக்கிறேன் அதெல்லாம் ஒரு மண்ணுக்கு உதவாது வெப்பன்ஸே இல்லாம நம்மளை விண்ணாக்குகிறவர் கத்தராகி ஆண்டவர் ஹலலூயா எந்த சாதனமும் அவருக்கு எரிகோ இடிந்ததை யோசித்து பாருங்கள் எரிகோ இருந்த காலத்தினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள் அறிந்திருக்கிறீர்கள் எந்த எந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த டூலை எந்த வெப்பனை வச்சு கருத்த எரிகோவை தகர்த்தார் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே சொல்லுங்க தெரியாதா செய்தி தெரியாதா சொல்ல அறிக்கை செய்யுங்க அறிக்கை தானே விடுதலை வரப்போகுது ஹலலூயா ஹலலூயா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு டூல்ஸ் இல்லாம சொல்லுங்க நல்லா தைரியத்தோட போல்டா சொல்லுங்க ஒரு மெஷின் இல்லாம ஒரு மேன் பவர் இல்லாம ஒரு ஆளுகிற ரூலருடைய அத்தாரிட்டி இல்லாம தேவனுடைய காட்ஸ் பவர் என்று சொல்லுகிற அவருடைய வலிமையினாலே தன்னை போல இழுந்து விடு இடிந்து விழும்படி ஆண்டவர் செய்தார் யோசபாத்தின் காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆமா யுனைட்டியா யூனியனா மூன்று கூட்டம் ஃபெல்லோஷிப் ஆகி மூன்று கூட்டம் ஒரு அவனுடைய ராட்சியத்தை எதிர்க்க வந்தாங்க யோசபாத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு நல்ல ஆவிக்குரிய அறிவு இருந்துச்சு யோசபாத்தை நடத்த நல்ல கத்துடைய இருந்தாங்க கத்துடைய பேச்சை கேட்கிறவனா இருந்தான் கத்துடைய ஊழியக்காரங்களை மதிக்கிறவனா இருந்தான் கத்துடைய ஊழியக்காரங்களை முன்வைக்கிறவனா இருந்தான் கத்துடைய ஊழியக்காரங்க கிட்ட கேட்டு நடக்கிறவனா இருந்தான் எதிர்த்து வருகிற சத்துருக்களை சமாளிக்க மூன்று நாட்கள் உபவாசத்தை யூதாவிலே கூறுகின்றான் நடந்தது என்ன நடந்தது என்ன ஒரு சத்துருவை கூட முகமுகமாக இவர் பார்க்கவே இல்லை பார்த்திருந்தா கூட சரித்திரம் வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் சத்துருவை ஒருத்தனை கூட உயிரோடு இவர் பார்க்கவே ஹால லூயா அதெல்லாம் ரொம்ப அமேசிங்கா இருக்கும் ஹால லூயா பைபிள் இந்த சாப்டர்ல இந்த இந்த சரித்திர எத்தனை வருஷம் பிரசங்கிச்சாலும் எத்தனை முறை நீங்க அந்த பகுதியை படிச்சாலும் உங்களுக்கு சலிப்பே தட்டாதாக்கும் ஹாலையிலுயா கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் ஆமே எந்த எந்த எந்த எந்த மனித வல்லமையும் எந்த எந்த இந்த உலகத்தை சார்ந்திருக்கிற வல்லமையும் இல்லாம காட்ஸ் பவர்னால மட்டும்தான் அதெல்லாம் நடந்துச்சுங்கிற அப்பட்டமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஹாலூயா அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எல்லாரும் ஓங்கி நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய தேவனாயிருக்கிறார் இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவனாயிருக்கிறார் ஹலலுயா இப்ப சில பேருக்கு ஜெயிச்ச மாதிரி தெரியும் இப்ப சில பேருக்கு சாதிச்ச மாதிரி தெரியும் இப்ப சில பேர் சாதிச்சுட்டு வர மாதிரி தெரியும் இப்ப சில பேருக்கு மாம்சம் எலும்பி நிற்கும் இப்ப சில பேருக்கு அறிவு பெருசா எந்திரிச்சு நிற்கும் இப்ப சில பேருக்குள்ள மார்த்தட்டிட்டு இப்ப சில பேருடைய இருதய மேட்டி மேல நிறைஞ்சிட்டு இருக்கும் உனக்காக தக்கத்தர் பாபேலை குறித்து பேச சொல்லி இந்த காலை வேளையிலே காட்டுகிறார் தடைகளை உடைக்கிறவருக்கு முன்பாக தடைப்படுத்துகிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று சபைக்கு சொல்ல சொல்லுகிறார்